வணக்கம் இப்போ நாம் bank nifty future one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பாருங்கள் செப்டம்பர் ஒன் இப்போ டைம் வந்து கரெக்டாக நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் இந்த பாயிண்ட்லேயே என்ட்ரி எடுத்துக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் இந்த சார்ட் எவ்ரிடே உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இதே மாதிரியே கேண்டிஸ்டிக் கலரை சேஞ்ச் பண்ணி என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ்னு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து கொடுத்துரும் ஜஸ்ட் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் மட்டும் மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும் இல்லைனா நீங்கள் ஆட்டோ ட்ரேட் சூஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் thirty nine six thirty eight point sixty தான் என்ட்ரி பாயிண்ட் அந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன் ஃபியூச்சர் ட்ரேடர் அழகாக என்ட்ரி எடுக்கலாம் ஸோ அதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் டார்கெட் லைன் இதில் ஃபஸ்ட் டார்கெட் தான் நம்ம எய்ம் பண்ணுறோம் நைன்ட்டி நைன் பாயிண்ட் இருக்குது ஆக்சுவலி ஹண்ட்ரட் பாயிண்ட் கிட்டக்க இருக்குது thirty nine seven thirty eight reach கொடுத்தா தான் நமக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் இது எப்படி மூவ் பண்ணுது மார்க்கெட் எப்படி வாலட்டைலாக இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் இப்போ கொடுக்குது இவ்வளோ நேரம் வந்து என்ட்ரி பாயிண்ட் கீழே ட்ரேடிங் போனது இப்போ மார்க்கெட் அப்படியே பாசிட்டிவாக ரைஸ் ஆகுது இது அப்படியே தேர்ட்டி நைன் செவன் ஹண்ட்ரடை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட்னுடைய மொமெண்டம் அப்படியே பையிங் மொமெண்டமாக போகுதா என்ன நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஜென்ரேட் ஆன பைக்கால் டூ மினிட்ஸ்லேயே ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் டார்கெட் ரீச் கொடுத்துச்சு இப்போ தேர்ட் கேண்டில் பாருங்கள் டார்கெட் ஒன் பிரேக் அவுட் பண்ணி thirty nine thousand seven fifty range வரைக்கும் மார்க்கெட் ரைஸ் ஆகிருக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் மேலே மொமெண்டம் கொடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா bank nifty weekly option thirty nine thousand seven hundred call option ஒரு அவுட் ஆஃப் த மணி தான் ஏன்னா நமக்கு சிக்ஸ் தேர்ட்டி எயிட்டில் தான் வந்து பைக்கால் ஜெனரேட் ஆச்சு நம்ம இப்போ செவன் ஹண்ட்ரட் பார்க்குறோம் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனில் பாருங்கள் ஒன் ஆர் டூவில் பைக்கால் வந்தது ஹைட் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் மார்க்கெட் மூமெண்டம் கொடுத்துருக்கு த்ரீ மினிட்ஸில் ஐம்பது பாயிண்ட் மேலே ஃபிஃப்டி பாயிண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்ட் கொடுத்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆன உடனே மார்க்கெட் நல்ல ஒரு அப்பர் சைடில் மொமெண்டம் ஹண்ட்ரட் பாயிண்ட் மேலே கொடுத்ததுனால நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ரீச் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சிச்சின்னா நல்ல ஒரு ஹெல்ப்பிங் டூல் சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும் இதை